இந்த டேரக்டர் பையன் எப்படி இப்படி யோசிச்சான் அப்படின்றது வந்து என்னால் புரிஞ்சுக்கவே முடியல ஏழு பாவங்கள் இருக்கு அந்த ஏழு பாவங்களை அடிப்படையாக கொண்டு தான் இந்த படத்தை வந்து உருவாக்கியிருக்காங்க Now that's what I call a masterpiece. அந்த ஏழு பாவங்களையும் சில மிருகங்கள் மேலே வச்சு அந்த மிருகங்களுடைய ஆர்ட் ஒர்க்கை வந்து அதாவது ஒரு சித்திரமாக வரையப்பட்ட அந்த மிருகங்களை வந்து படத்துக்குள்ளே வச்சு அந்த மிருகங்கள் அந்த அந்த படங்கள் எந்த வீட்டில் இருக்கோ அந்த வீட்டில் இருக்கக்கூடிய நபர்களை அந்த படங்கள் வந்து ஆக்கிரமிக்குது அப்படிங்கிற மாதிரி கொண்டு போகிறாங்க ஸோ இந்த ஸ்டோரி லைன் வந்து ரொம்ப வித்தியாசமான ஒரு ஸ்டோரி லைன் பயங்கரமான கதைக்களம் என்னடா மாதிரியாக ஏதோ பண்ணி வச்சுருக்காங்களே அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு ஸோ நல்லா ஒரு ராவான ஒரு படம் குழந்தைகள் கட்மணி பெண்கள் அப்புறம் வைலன்ஸ் பார்த்து பயப்படுறவங்க ரத்தத்தை பார்த்து மயங்கி விழுகிறவங்க இந்த மாதிரியான பல பேர் கேட்டகரி இருக்குது இவங்க யாருமே வந்து இந்த படத்தை வந்து பார்க்க வேண்டாம் தாழ்மையான வேண்டுகோள் இந்த படத்துடைய ஆக்டிங் ஒரு கேரக்டர் வந்து தவளையாக மாறும் அந்த கேரக்டர் வந்து கிளப்பிருக்கும் பயங்கரமான ஒரு பெர்ஃபார்மன்ஸை கொடுத்துருக்கும் ரொம்ப பிடித்தமான கேரக்டரும் அதுதான் அதை தாண்டி மற்ற விஷயங்கள் எல்லாமே அப்புறம் மியூசிக் வந்து ரொம்ப டென்ஸான ஒரு மியூசிக்காக இருக்குது பிஜிஎம் ஃபுல்லாக வந்து அப்படியே அப்படி இருக்குது ஸோ ஒரு மாதிரி ஹாரிஃபிக்கான ஒரு த்ரில்லர் இந்த மாதிரி இந்த மனுஷன் இந்த டேரக்டர் பையன் எப்படி இப்படி யோசிச்சான் அப்படின்றது வந்து என்னால் புரிஞ்சுக்கவே முடியல டேரக்டரோட பாயிண்ட் ஆஃப் வியூ என்னவா இருக்கலாம் அப்படின்னு பார்த்தா அதனாலுக்கு சொல்கிறாங்கல்ல இந்த நாட்டி பசங்க ஃபுல்லாக தன்னுடைய சோலை வந்து சாத்தானிடம் கொடுத்துட்டு தான் வந்து பெரிய ஆளாகிறாங்க அப்படின்ற மாதிரியான ஒரு நம்பிக்கை வந்து இந்த சமூகத்தில் உலாவுது அதை வந்து படமாக்கினா என்ன அப்படிங்கிற மாதிரி தான் இந்த படத்தை வந்து உருவாக்கியிருக்காங்க அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன் இந்த படத்தில் வந்து நம்ம கற்றுக்கக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தா நம்மை சுற்றி இருக்கக்கூடிய ஆரா ஸோ நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய எனர்ஜி டூ பாயிண்ட் ஓ படத்தில் அந்த ஆறான்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்த பேசியிருப்பாங்க ரொம்ப கேவலமாக அதை காமிச்சிருப்பாங்க அப்படிப்பட்ட ஒரு விஷயம் உண்மையிலேயே நம்மளை சுற்றி இருக்குது அப்படின்றது நம்ம எல்லாத்துக்குமே தெரியும் அதை நம்ம உணர்றோம் அந்த ஆறாவை நம்ம இந்த உலகத்தை விட்டு போகும்போது எப்படி விட்டுட்டு போகிறோம் அப்படிங்கிறது தான் இருக்குது அதை மேக்சிமம் ஒரு நல்ல எனர்ஜியாக இந்த பூமியில் விட்டு போனால் தான் நமக்கும் சரி இல்லை இந்த மக்கள் வாழக்கூடிய அனைத்து மக்களுக்கும் சரி ஒரு நல்ல நல்ல ஒரு ஆறாவாக இருக்கும் இல்லை அப்படின்னா இந்த படத்தில் காமிக்கிற மாதிரி நெகட்டிவ் ஆறா நம்மளை சுற்றி நம்ம யூஸ் பண்ண பொருட்களை நோக்கி கண்டிப்பாக அது வந்து ஆக்கிரமிக்கும் ஒரு நெகட்டிவ் எனர்ஜி வந்து நம்ம க்ரியேட் பண்ணுற எனர்ஜி தான் இந்த உலகத்தில் சுற்றி வளம் வந்துக்கிட்டு இருக்குது அப்படிங்கிறத வந்து நம்ம உண்மையிலே புரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் நம்ம எந்த அளவுக்கு பாசிட்டிவாக இருக்கணும் நம்மளுடைய ஃப்யூச்சரை வந்து நம்மளுடைய ஃப்யூச்சர் ஜென்ரேஷன்ஸை வந்து நம்ம எந்த அளவுக்கு பாதுகாப்பாக விட்டு செல்லணும் அப்படிங்கிறது வந்து இந்த படத்தில் வச்சிருக்கக்கூடிய ரொம்ப அருமையான அழகான விஷயம் இதை வந்து நம்ம ஆள் மனசில் இதை பற்றி யோசிச்சா தான் நம்மளுக்கு வந்து ஒரு விடை கிடைக்கும் அப்படிங்கிறது தான் நான் நினைக்கிறேன் இந்த படத்தில் அந்த ஆர்ட் பீசஸ் இந்த படத்தில் வச்சுக்கக்கூடிய ஒரு ஏழு ஆர்ட் பீஸை தவிர்த்து மற்ற ஆர்ட் டைரக்ஷன் வந்து ரொம்ப அமைச்சராக தான் இருக்குது ரொம்ப சின்னப்படத்தனமாக தான் இருக்குது அதே நேரத்தில் சில விஷயங்களை வந்து காமிக்க ட்ரை பண்ணியிருக்காங்க அது சரியாக வந்து சேரலை புரிஞ்சுக்க முடியும் என்னன்னு சொல்லி நம்ம புரிஞ்சுக்க முடியும் ஆனால் அவங்க காமிக்க வந்த விஷயம் தெளிவான ஒரு பார்வையாக நம்மகிட்ட வந்து சேரலை அப்படிங்கிறது தான் இந்த படத்தில் இருந்து நம்ம இந்த படத்தில் இருக்கக்கூடிய ஒரு நெகட்டிவ் ஸோ இந்த படத்துக்கு பிஜி ரிவ்யூஸ்லேருந்து தர ரேட்டிங் பத்துக்கு ஆறுன்னு சொல்லி தரோம் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மீண்டும் இன்னொரு வீடியோ சந்திப்போம் அதுவரை நன்றிகள் பட்பல வணக்கங்கள்